அனைவருக்கும் வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் இன்றைக்கி டே வந்து ஜனவரி ஃபோர் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஃபாரின் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிற டைம் நம்ம மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் ஸோ ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் அதுலலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூம் வாலட்டைல் எல்லாம் மார்னிங் மார்க்கெட்டில் இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நமக்கு கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக கமாடிட்டி மார்க்கெட் எடுத்துட்டோன்னா நமக்கு வேர்ல்டு மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ வேர்ல்ட் மார்க்கெட்லாம் ஃபாரின் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகணும் ஸோ ஓப்பன் ஆக ஆக அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க அவங்களுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த டயத்தில் நம்மளுடைய டேட்டாவோட மேட்ச் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதுக்காண்டி நம்ம எப்பயுமே இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் சூஸ் பண்ணுறோம் அதுவும் நம்ம இப்போ ஒன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இந்த டயத்தில் நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகுது செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இது ரொம்ப சிம்பிளாக ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட் தான் உங்களுக்கு இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டு பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும் ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கால் இமீடியட்டாக பஞ்ச் ஆகிட்டு வரும் நீங்கள் பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் ஓகே ரெட் கலர் இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு அடுத்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் வரும் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் சிலட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் கீழே இருக்க ரெட் கலர் லைன்லாம் first target second target line மேலே இருக்க line stop loss line first target நமக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் மேலே இருக்குது சிக்ஸ் த்ரீ டூ எயிட் கிட்டக்க இருக்குது ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ற விஷயங்களை தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் மட்டும் தான் என்ட்ரி பாயிண்ட்டில் ட்ரேடிங் போச்சு தேர்ட் கேண்டில் ஒரு பிக் டவுன் பெரிய டவுன்னு அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் மொமெண்டம் அந்த சிங்கிள் கேண்டில்லே நமக்கு வந்து கொடுத்துச்சு ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு செல் கால் பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வச்சு நல்லா இன்ட்ராடே பண்ணலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ